Hi guys hello guys welcome back நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹிப்போ பாய்ஸ் ரெசிபி நான் உங்கள் பிரதீஷ் நான் ஜெயவர்த்தினி இந்த பேச்சு ஜெயவர்த்தினி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது and second challenge video so this channel பேர் வந்து விஸ்பர் சேலஞ்ச் விஸ்பர் சேலஞ்ச்னா இந்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல ஹெட்ஃபோனில் ஃபுல் சவுண்டாக பாட்டு கே பாட்டு வா காதில் போட்டு வேற இவங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே இன்னொருத்தங்க வந்து ஏதாவது ஒரு வேர்டு சொல்லுவாங்க அந்த வேர்டை கரெக்டாக கண்டுபிடிக்கலனா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம் நம்ம பெயிண்ட்லாம் அடிக்க போகிறோம் பெயிண்ட்டு லிப்ஸ்டிக்கு இது வந்து ஏதோ ஒன்று லிப்ஸ்டிக் மாதிரி ஏதோ குங்குமம் அந்த மாதிரி நிறையா பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அண்டு வழக்கம் போல் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு தான் ஸ்டார்ட் செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்துருவோமா ஸ்டோன் Bye ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு கேக்குதா கேட்கலன்னா பரவாயில்ல ஸோ அப்படியே எடுத்து காதில் மாட்ட போகிறோம் நல்லா நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணு நல்லா பிரஸ் பண்ணு சமபாட்டு நல்லா பிரஸ் பண்ணு <laughs> நல்லா பிரஸ் பண்ணு கேட்கல அந்த பாட்டு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஃபைனல் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் அண்ட் மாட்டிட்டியா கேக்குதா கேக்குதா so Indian Express Indian Express Indian Express Eliza Indian Express India எலிசபெத்தா Indian Express England Elizabeth so முடிச்சு சோ பாத்தீங்களா ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு கரெக்ட்டாயா இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு சொல்ல பூசுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவ்வளோதானே அவ்வளோதான் அடுத்தது வந்து நானே ஸோ என் மூஞ்சி பாப்பா என்ன கண்டமோட பண்ண போகிறான்னு தெரில ஓகே சரி நான் இப்படி தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஏ பாட்டை போடு ஆ போட போடும் ಟೈಮರ್ ಓಕೆ ತಿಕ್ಕಿನ್ರಿ கடவுள் நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் பேசு எம்பராசு ஏய் சொல்லு இல்லைன்னா டைமர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு செகண்ட் முடியாது போல ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு பாட்டை ஸ்டாப் பண்ணு நான் சொன்னது வந்து மேசிவ் மேசிவ் நான் மேசிவ்னா சொன்னேன் மேசிவ் சொல்லாம போயிட்டேன் நான் ஆக்சுவலா மேசிவ் அப்படின்னு சொல்லல எப்படி நான் சொன்னேன் கேட்காது நான் ஏய் இல்லையா ஏய் ஆயிடா ஏய் மக்களே நம்ம வந்து ஆளுக்கு ஆறு ஆர்மிஸ் சரி முடிவு ஆறு ஸோ என்ன வேர்டு சொல்லலாம் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் கண்டுபிடிச்சிட்டா மூணு செகண்ட் இருக்கப்பே கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா சொல்லிட்டுருவோம் <laughs> என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு நான் இங்க போட்டேன் இது தெரியல லிப்ஸ்டிக்கு இந்தா டைமர் Thank you. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாசிட்டிவ் இம்பாரசம் இல்லையா முடிஞ்சா என்ன சொன்ன match up match up business பண்ண முடியாது தோத்து போயிட்டாங்க ஐயோ டாடா கேக்குதா ஸ்டார்ட் பண்ணல கேக்குதான்னு நான் கேட்டேன் கேக்குதான்னு கேட்டேன் ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற வந்து அம்பே மரம் யோசிப்பீங்களா ஆ ஓகே இப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலாம் ஹிப் ஹாப் தமிழா புரியலையா ஒரு புரியற மாதிரி சொல்லுங்க ஹிப் ஹாப் தமிழா தமிழா ஹிப் ஆஃப் தமிழா இன்னொரு இது புரியல முடிஞ்சு முடிஞ்சா என்ன சொன்னீங்க ஹிப் தமிழா எனக்கு தமிழா மட்டும் இப்போ பாருங்க நம்ம பண்ண போற வேலை இருக்குல்ல மிக்ஸ் பண்ண போகிறோம் என்ன கை லிப்ஸ்டிக்கே பொருக்கல இல்லை திரும்ப போயிடும் என்னமோ கலாய்ச்சிக்கோ இல்ல போயிருது எனக்கு போலையே ஆர் வருதா சரி சரி முடியும் படையப்பா வெட்டு கிளி அல்ல வெட்டு புலி என்று பகல் ஆ படையப்பா போதும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ம் படையடு படையப்பா ஆ சொல்லு சொல்லு சொல்லு live grave life grave like grave என்னது grave live grave leave grave late over gate great made என்னது கிரேவ் கிரேவ் நான் தான் டஃப்பான வேர்ட் தான் சொல்றேன் நீங்க சொல்றது டஃப்பான வேர்டு அப்படின்னா நம்ம டைரக்டா போய் அப்படியே பூசிக்கலாம் பூசலாம் ஏய் ஒரே நிமிஷம் நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் நான் ஒரே நிமிஷம் ஏதாவது இப்போ பாருங்க தளபதி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏய் ஹலோ யார் பாப்பா நீ ஏய் கொசக்சி பசங்கள் தோசை கொசக்சி பசங்கள் தோசை கொசக்சி பசங்கள் தப தப தப கொசக்சி பசங்கள் புரியல சச்சி பச போகாவும் அப்படிதான் நீங்க சொல்றீங்க டைம்ஸ் அப் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன் என்ன சொன்னீங்க நீங்க வேர்டு கொசக்சி பசப்புகள் அப்படின்னா தல ரசிகை அதனால அப்படிதான் இருப்பான் கொசக்சி பசப்புகள்ங்கிறது வந்து தளபதியோட கொசக்சி பசப்புகள் அப்படிங்கிறது நண்பன் படம் பார்த்திருக்கியா அந்த படத்துல வந்து விஜயோட உண்மையான பேர் அதானே தெரில நானும் விஜய் ஃபேன் இல்லை விஜய் சரி எல்லாத்தையும் பூசுறோம் நம்ம கோமாளி மாதிரி தேங்க்யூ இந்த கோமாளியோட மாஸ்டர் நான் தானே ஓ இப்போ நானா வச்சு செய்வா என்ன பாட்டு போடுவோம் சொல்லிட்டு போடுவோப்பா போடுறேன் மைக் ஆ போடு மைக் டெஸ்டிங் ஒன் மகன்றதல் நீ புனிதனாப்பா நேற்று வரை மனிதனாப்பா status WhatsApp Facebook contest contest ginger contest what is this contest tell the contest அட கண்டெஸ்ட் ஆ கண்டெஸ்ட் ஓட்டு மழை ஒட்டு மழையப்பா ஆக்சுவலி இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை ஏன் பாட்டை எடுத்து பாப்பா நான் சொன்ன வேர்டு வந்து கான்டெஸ்ட் கான்டெஸ்ட் எனக்கு சுத்தமா அந்த கேமே பிடிக்கல <laughs> ஏன்னா மூஞ்சிட்டு நல்லாவே தெரியல அட்லீஸ்ட் நான் ஒரு அடிக்குது ஒன்னு ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்னு கண்டுபிடிச்சேன் அது உன்னோட ஐட்டம் அதனால நீ கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ஐட்டம் லிப்ஸ்டிக்கே எவ்வளவு வேர்டு முடிஞ்சிருக்கு உள்ள இருந்து பார்த்தேன் எவ்வளவு வேர்டு முடிஞ்சிருக்கு யாருக்கு தெரியும் முடிச்சுக்கலாம் பாப்பா அண்டு uh, சரி Raj tata bye bye see you bye bye subscribe பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ அப்போ தான் பார்க்க முடியும் அண்டு போன வீடியோ எனக்கு வேறு லெவல் ஏன்னா செவன்ட்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ஒன் செவன்ட்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுச்சு அண்ட் போட்ட ஒரு ஒன் ஹார்ஸ் ஒன் ஹார்ஸ்லாம் இல்லை நாங்கள் போட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டோம் நாங்கள் ஆறு மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ அதுக்குள்ள ஒன் தேர்ட்டி வியூஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை சேலஞ்ச் வீடியோக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரேன் அதனால ஆஃப்டர் ஃபேன்ஸ் ஆமாம் ஃபேன்ஸ் என்ன ஏதோ பக் அடிச்சாட்டு இருக்கு கமெண்ட் ஆஃப் ஆகிட்டேன்னு திரும்ப ஆன் பண்ணிட்டே இருந்தேன் அதனால பரவாயில்ல இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் இருக்கும் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம் ஆமாம் எங்களோட ஃபேஸ் எங்களோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டில் வீடியோவில் வரும் அப்போ வந்து கீழே எப்படி இருக்கு யாரோட மூஞ்சி காமெடியாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க டிஸ்ட்ரிக் கம்மியாக செஞ்சு மாடல் வச்சிடலாம் அண்ட் அதை வீடியோவாக போடுறேன் பாய் ஏதாவது கருத்து உன் நேற்று தான் சொல்லலை கருத்து சொல்லறதே இல்லை சரி காய்ஸ் பாய்